வணக்கம் மாணவ செல்வங்களே பெற்றோர் பெரியோர்களே தே மதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்றார் தமிழ் கவி சுப்பிரமணிய பாரதி அந்த தீஞ்சுவை தமிழை பாங்குற இயம்பும் சுடுக தமிழ் சேனல் வந்த உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் பகுதியான காலம் தொடர்பான இலக்கண பகுதியையே இந்த காணொளியில் நாங்கள் காண இருக்கின்றோம் காலம் தொடர்பான இந்த இலக்கண கூறு பகுதி ஒன்று பகுதி இரண்டு என்ற இரு பகுதிகளாக இந்த காணொளியிலும் தொடர இருக்கும் அடுத்த காணொளியிலும் தெளிவாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் காலம் தொடர்பான சில பயிற்சிகளும் காணொளியின் முடிவில் வளமை போலவே சேர்க்கப்பட்டுள்ளன ஏனைய காணொளிகளைப் போலவே இந்த காணொளியும் மாணவர்களான உங்களுக்கு பயன் மிக்கதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அத்துடன் அடிப்படை தமிழ் இலக்கண விதிமுறைகளான திணை பால் எண் இடம் போன்ற காணொளிகளின் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளன அவற்றை இதுவரை பார்க்காதவர்களும் அந்த பகுதிகளில் மேலும் தெளிவினை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து அவற்றை பார்வையிடலாம் இப்போது நாங்கள் அடிப்படை தமிழ் இலக்கண விதிமுறைகளில் ஒன்றான காலம் என்றால் என்ன என்று பார்க்க இருக்கின்றோம் காலம் என்பது ஒரு செயல் அல்லது செயற்பாடு எப்பொழுது நடைபெறுகின்றது என்பதை குறித்து காட்டும் இலக்கண கூறே காலம் எனப்படுகின்றது தமிழ் இலக்கண விதிப்படி காலம் மூன்று வகைப்படும் அவை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் உதாரணமாக இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என கருதுவோம் பேசிக் கொண்டிருக்கும் இதே நேரத்தில் ஒரு செயல் நடைபெறுகின்றதா அல்லது பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திற்கு முன்னர் அந்த செயல் நடைபெற்றதா அல்லது பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தின் பின்னர் குறிப்பிட்ட அந்த செயல் நடைபெறுமா என்பதை குறித்து காட்டுவதே காலம் என்பதாகும் பேசிக்கொண்டிருக்கும் அதே நேரம் அதாவது அதே நேரத்தில் நடைபெறுகின்ற செயற்பாடுகள் நிகழ்காலம் என்றும் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திற்கு முன் நடைபெற்ற செயற்பாடுகள் பிறந்த காலம் என்றும் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தின் பின் நடைபெற இருக்கும் செயற்பாடுகள் எதிர்காலம் என்றும் குறிப்பிடப்படுகின்றன இந்த முக்கால பாகுபாடு பெரும்பாலும் எல்லா மொழிகளிலும் காணப்படுகின்றது இப்போது நாங்கள் இறந்த காலம் என்றால் என்ன என்பதை அவதானிப்போம் இறந்த காலம் என்பது ஒரு செயல் அல்லது செயற்பாடு நடைபெற்று முடிந்து விட்டதை உணர்த்தி நிற்கும் காலமே இறந்த காலம் எனப்படும் அதாவது பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திற்கு முன்னரே நடைபெற்று முடிந்து விட்ட செயற்பாடுகளை குறித்து நிற்கும் காலமே இறந்த காலம் உதாரணம் இங்கு வரைதலாகிய செயல் ஏற்கனவே நடைபெற்று முடிந்துவிட்டது உதாரணம் இரண்டு நீ அழகாக பாடினாய் இங்கு பாடுதல் என்னும் செயல் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது இங்கு இருந்த காலத்தை சுட்டி நிற்கும் சொற்பிரயோகங்களாக சற்று முன்னர் நேற்று நேற்று முன்தினம் கடந்த வாரம் போன மாதம் பல வருடங்களுக்கு முன் போன்றவற்றை குறிப்பிடலாம் இனி இருந்த காலத்திற்கான உதாரணங்களை அவதானிப்போம் இவற்றை நாங்கள் ஆண்பால் பெண்பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் என்ற ஐவகை பாலுக்கும் அமையக்கூடிய விதத்தில் தனித்தனியாக தந்திருக்கின்றோம் ஆண் பாலை குறித்து நிற்கும் இறந்த கால வினை சொற்களுக்கான உதாரணங்கள் வந்தான் போனான் ஆடினான் பாடினான் சாப்பிட்டான் பெண் பாலை குறித்து நிற்கும் இறந்த கால வினை சொற்களுக்கான உதாரணங்கள் படித்தாள் ஓடினாள் எழுதினாள் வரைந்தாள் பேசினாள் பலர் பாலை குறித்து நிற்கும் இறந்த கால வினை சொற்களுக்கான உதாரணங்கள் சென்றார்கள் கழுவினார்கள் விளையாடினார்கள் கூட்டினார்கள் கட்டினார்கள் ஒன்றன் பாலை குறித்து நிற்கும் இறந்த கால வினை சொற்களுக்கான உதாரணங்கள் பறந்தது வந்தது நடந்தது இருந்தது தூங்கியது பலவின் பாலை குறித்து நிற்கும் இறந்த கால வினைச்சொற்களுக்கான உதாரணங்கள் மேய்ந்தன குடித்தன குளித்தன முறித்தன பாய்ந்தன அவ்வாறே இந்த இறந்த கால வினைச்சொற்கள் தன்மை முன்னிலை படற்கை என்ற மூவிடங்களையும் வகை குறிக்கும் வண்ணம் உதாரணங்களை இங்கு காட்டியிருக்கின்றோம் தன்மையை குறிக்கும் இறந்த கால வினை சொற்களுக்கான உதாரணங்கள் அழுதேன் சிரித்தேன் உறங்கினேன் யோசித்தேன் ஏறினேன் முன்னிலையை குறிக்கும் இறந்த கால வினை சொற்களுக்கான உதாரணங்கள் கழுவினாய் ஒட்டினாய் உடைத்தாய் வெட்டினாய் பறித்தாய் படற்கையை குறிக்கும் இறந்த கால வினை சொற்களுக்கான உதாரணங்கள் கத்தினான் கூச்சலிட்டாள் சமைத்தனர் குறைத்தது கீச்சிட்டன அடுத்து நிகழ்காலம் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நிகழ்காலம் என்பது ஒரு செயல் அல்லது செயற்பாடு இதோ இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்த்தி நிற்கும் காலமே நிகழ்காலம் எனப்படும் அதாவது பேசிக் கொண்டிருக்கும் இதே நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செயற்பாடுகளை குறித்து நிற்கும் காலமே நிகழ்காலம் உதாரணம் நான் சித்திரம் வரைகின்றேன் இங்கு வரைதலாகிய செயல் இதோ இப்பொழுதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உதாரணம் இரண்டு நீ அழகாக பாடுகின்றாய் இங்கு பாடுதல் எனும் செயல் இதோ இப்பொழுதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்காலத்தை விசேடமாக சுட்டி நிற்கும் சொல்லாக இப்பொழுது என்பதை குறிப்பிடலாம் இப்பொழுது நாங்கள் நிகழ்காலத்திற்குரிய உதாரணங்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த நிகழ்காலத்திற்குரிய வினைகளையும் ஐம்பாலையும் மூவிடங்களையும் விளக்கும் வண்ணம் தனித்தனியாக உதாரணங்களாக தந்திருக்கின்றோம் அவை யாவன வருகின்றான் போகின்றான் ஆடுகின்றான் பாடுகின்றான் சாப்பிடுகின்றான் படிக்கின்றாள் ஓடுகின்றாள் எழுதுகின்றாள் வரைகின்றாள் பேசுகின்றாள் செல்கிறார்கள் கழுவுகிறார்கள் விளையாடுகிறார்கள் கூட்டுகிறார்கள் கட்டுகிறார்கள் பறக்கின்றது வருகின்றது நடக்கின்றது இருக்கின்றது தூங்குகின்றது மேய்கின்றன குடிக்கின்றன குளிக்கின்றன முறிக்கின்றன பாய்க்கின்றன அழுகின்றேன் சிரிக்கின்றேன் உறங்குகின்றேன் யோசிக்கின்ற யோசிக்கிறேன் ஏறுகின்றேன் கழுவுகின்றாய் ஒட்டுகின்றாய் வெட்டுகிறாய் பறிக்கின்றாய் உடைக்கின்றாய் கத்துகின்றான் கூச்சலிடுகிறாள் சமைக்கின்றனர் குறைக்கிறது கீச்சிடுகின்றன அடுத்து எதிர்காலம் எதிர்காலம் என்பது ஒரு செயல் அல்லது செயற்பாடு இதோ இனிமேல் தான் நடைபெற இருக்கின்றது என்பதை உணர்த்தி நிற்கும் காலமே எதிர்காலம் ஆகும் அதாவது பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திற்கு பின்னரே நடைபெற இருக்கும் செயற்பாடுகளை குறித்து நிற்கும் காலமே எதிர்காலம் உதாரணம் நான் சித்திரம் வரைவேன் இங்கு வரைதலாகிய செயல் இனிமேல் தான் நடைபெற உள்ளது உதாரணம் இரண்டு நீ அழகாக பாடுவாய் இங்கு பாடுதல் எனும் செயல் இனிமேல் தான் நடைபெற உள்ளது இங்கு எதிர்காலத்தை சுட்டி நிற்கும் சொற்பிரயோகங்களாக சிறிது நேரத்தில் நாளை நாளை மறுதினம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருடம் போன்றவற்றை குறிப்பிடலாம் இனி எதிர்காலத்திற்குரிய வினைகளுக்கான உதாரணங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த உதாரணங்களையும் ஐம்பாலையும் மூவிடங்களையும் விளக்கும் வகையில் முன்னர் போலவே தனித்தனியாக தந்திருக்கின்றோம் அவையாவன வருவான் போவான் ஆடுவான் பாடுவான் சாப்பிடுவான் படிப்பாள் ஓடுவாள் எழுதுவாள் வரைவாள் பேசுவாள் செல்வார்கள் கழுவுவார்கள் விளையாடுவார்கள் கூட்டுவார்கள் கட்டுவார்கள் பறக்கும் வரும் நடக்கும் இருக்கும் தூங்கும் மேயும் குடிக்கும் குளிக்கும் முறிக்கும் பாயும் அழுவேன் சிரிப்பேன் உறங்குவேன் யோசிப்பேன் ஏறுவேன் கழுவுவாய் ஒட்டுவாய் உடைப்பாய் வெட்டுவாய் பறிப்பாய் கத்துவான் கூச்சலிடுவாள் சமைப்பார்கள் குறைக்கும் கீச்சிடும் நல்லது மாணவர்களே அடிப்படை தமிழ் இலக்கண கூறுகளில் ஒன்றான காலம் பற்றியும் அதனுடைய பிரிவுகள் மற்றும் உதாரணங்கள் தொடர்பாகவும் தெளிவான விளக்கத்தினை இந்த காணொளி ஒன்று என்ற பகுதியூடாக அறிய தந்திருக்கின்றோம் இந்த அடிப்படையான விடயங்களை மேலும் விளங்கிக் கொண்டு தெளிவினை பெறும் நோக்கோடு சேர்க்கப்பட்டுள்ள பயிற்சிகளை இப்பொழுது நாங்கள் அவதானிப்போம் பயிற்சி ஒன்று பின்வரும் பந்தியை இறந்த காலத்திலிருந்து நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் மாற்றி எழுதுக நான் அதிகாலையில் கண் விழித்து எழுந்தேன் கடவுளை வணங்கினேன் பல் துலக்கி முகம் கழுவினேன் சுத்தமாக குளித்தேன் நேற்று கற்ற பாடங்களை மீண்டும் படித்தேன் இன்று நான் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சிந்தித்தேன் பாடசாலைக்கு சென்றேன் எனது தம்பியும் என்னுடன் வந்தான் பாடசாலை முடிந்ததும் இருவரும் வீடு திரும்பினோம் மாலையில் நண்பர்களோடு விளையாடினோம் பயிற்சி இரண்டு பின்வரும் வினையடி சொற்களை மூன்று காலங்களிலும் எழுதுக வா செல் படி விளையாடு உறங்கு மூடு பாடு நட சொல் எழுது மோது வெட்டு இப்போது இந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் பார்க்கலாம் இவற்றை நீங்கள் ஏற்கனவே செய்து வைத்துள்ள பதில்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ள முடியும் முதலாவது வினாவிற்கான விடை அதாவது இறந்த காலத்தில் தரப்பட்டுள்ள பந்தியை நிகழ்காலமாக மாற்றி எழுதுதல் நான் அதிகாலையில் கண் விழித்து எழுகின்றேன் கடவுளை வணங்குகின்றேன் பல் துலக்கி முகம் கழுவுகின்றேன் சுத்தமாக குளிக்கிறேன் நேற்று கற்ற பாடங்களை மீண்டும் படிக்கிறேன் இன்று நான் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சிந்திக்கிறேன் பாடசாலைக்கு செல்கிறேன் எனது தம்பியும் என்னுடன் வருகிறான் பாடசாலை முடிந்ததும் இருவரும் வீடு திரும்புகிறோம் மாலையில் நண்பர்களோடு விளையாடுகிறோம் அடுத்து எதிர்காலத்தில் எழுதுதல் நான் அதிகாலையில் கண் விழித்து எழுவேன் கடவுளை வணங்குவேன் பல் துலக்கி முகம் கழுவுவேன் சுத்தமாக குளிப்பேன் நேற்று கற்ற பாடங்களை மீண்டும் படிப்பேன் இன்று நான் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சிந்திப்பேன் பாடசாலைக்கு செல்வேன் எனது தம்பியும் என்னுடன் வருவான் பாடசாலை முடிந்ததும் இருவரும் வீடு திரும்புவோம் மாலையில் நண்பர்களோடு விளையாடுவோம் இனி வினா இரண்டிற்கான விடைகள் வா வந்தான் வருகின்றான் வருவான் செல் சென்றான் செல்கின்றான் செல்வான் படி படித்தான் படிக்கிறான் படிப்பான் விளையாடு விளையாடினான் விளையாடுகிறான் விளையாடுவான் உறங்கு உறங்கினான் உறங்குகின்றான் உறங்குவான் மூடு மூடினான் மூடுகின்றான் மூடுவான் பாடு பாடினான் பாடுகிறான் பாடுவான் நட நடந்தான் நடக்கின்றான் நடப்பான் சொல் சொன்னான் சொல்கிறான் சொல்வான் எழுது எழுதினான் எழுதுகிறான் எழுதுவான் மோது மோதினான் மோதுகின்றான் மோதுவான் வெட்டு வெட்டினான் வெட்டுகின்றான் வெட்டுவான் இங்கு வினையடி சொற்களை மூன்று காலங்களிலும் எழுதும் போது ஆண் பாலை வகை குறிக்கும் உதாரணங்களையே நாங்கள் இங்கு உங்களுக்கு தந்திருக்கின்றோம் நீங்கள் எந்த வகையான பால் நிலையையும் எடுத்து காட்டக்கூடிய விதத்தில் உதாரணங்களை எழுதலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக வா என்ற வினையடி சொல்லில் இருந்து வந்தாள் வருகின்றாள் வருவாள் என்ற உதாரணங்களையும் செல் என்ற வினையடி சொல்லிலிருந்து சென்றார்கள் செல்கிறார்கள் செல்வார்கள் என்றவாறான உதாரணங்களையும் நீங்கள் எழுதலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இத்துடன் இந்த காணொலி நிறைவினை அடைகின்றது தமிழ் இணைந்து தமிழறிந்த அனைவருக்கும் நன்றி சார் வந்தனம் காணொலியை பார்த்துவிட்டு லைக் ஷேர் செய்வதற்கும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவதற்கும் மறக்காதீர்கள் சுருக தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே சிவப்பு நிறத்தில் காணப்படும் சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அத்தோடு காலம் தொடர்பான பகுதி இரண்டு என்ற காணொலியும் நாங்கள் விரைவில் பதிவேற்ற இருக்கின்றோம் அந்த காணொலியும் தவறாமல் பார்வையிட்டு பயன்பெறுங்கள் பகுதி இரண்டு என்ற இந்த காணொலி தரம் ஆறில் இருந்து தரம் பதினோரு வரையிலான மாணவர்களின் பாடத்திட்டத்திற்கு அமைவானது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் சுடரட்டும் தமிழ் மொழி படரட்டும் பாருங்கும்